LibreOffice Calc தரவு கையாளலின் அடிப்படை குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு இதில் நாம் கற்கப்போவது சூத்திரங்களின் அடிப்படைக்கு அறிமுகம் பத்திகளால் அடுக்குதல் தரவை வடிகட்டுதலின் அடிப்படை இங்கே உபுண்டு லினக்ஸ் பதிப்பு 10.04 இயங்குதளம் மற்றும் LibreOffice suite version 334 LibreOffice Calc இல் பயன்படுத்தப்படும் அடிப்படை சூத்திரங்களுடன் இந்த டுடோரியலை துவக்கலாம் சூத்திரங்கள் ஒரு விடையை காண பல எண்களையும் வேரியபிள்களையும் கொண்ட சமன்பாடு சமன்பாட்டை பூர்த்தி செய்ய வேரியபிள்கள் செல் இடங்களில் தரவை கொண்டிருக்கின்றன அடிப்படை கணித செயல்கள் கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் ஆகியன முதலில் நாம் நம் personal finance trackerஒட்ஸ் file ஐ திறக்கலாம் personal finance trackerஒட்ஸ் file இல் நாம் எப்படி கோஸ்ட் தலைப்பில் உள்ள எல்லா செலவையும் கூட்டுவது என்று காணலாம் miscellaneous ன் கீழ் இன்னொரு தலைப்பை சும் டோட்டல் என கொடுக்கலாம் A8 செல்லில் சொடுக்கி வரிசை எண் 7 என தரலாம் இப்போது மொத்த செலவை காட்ட வேண்டிய C8 செல்லில் சொடுக்குவோம் எல்லா செலவையும் கூட்ட நாம் இதை டைப் செய்வோம் இஸ் equal to sum மேலும் அடைப்புக்குறிகளுக்குள் கூட்ட வேண்டிய பத்திகளின் வீச்சை அதாவது C3 கோலன் C7 என எழுதுவோம் Enter விசையை அழுத்துவோம் கோஸ்ட் இன் கீழுள்ள எல்லாம் கூட்டப்பட்டதை காணலாம் இப்போது கால்க் இல் கழித்தல் செய்வோம் ஹவுஸ் ரெண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் செலவு நீங்களாக எவ்வளவு என்று A9 குறிக்கும் செல்லில் காட்ட A9 செல்லை முதலில் சொடுக்குவோம் இப்போது இந்த செல்லில் டைப் செய்வோம் இஸ் எக்குவல் to மற்றும் அடைப்பு குறிகளுக்குள் செல்களின் குறிப்பை அதாவது சி3 மைனஸ் சி4 Enter விசையை அழுத்தவும் நாம் குறிப்பிட்ட இரண்டு செல்களின் மதிப்பு கழிக்கப்பட்டு விடை செல் எண் A9 இல் காட்டப்படுவதை காணலாம் மாற்றங்களை செயல் நீக்குவோம் இதுபோல பல்வேறு செல்களில் தரவு பெருக்கப்படலாம் அல்லது வகுக்கப்படலாம் இன்னொரு அடிப்படை செயல் எண்களின் சராசரியான அவரேஜ் காணல் இது எப்படி செய்யப்படுகிறது என்று காணலாம் சம் டோட்டல் செல்லுக்கு கீழே அவரேஜ் என தலைப்பு கொடுக்கலாம் இங்கே மொத்த செலவின் சராசரியை காட்ட வேண்டும் ஆகவே C9 செல்லில் சொடுக்கலாம் டைப் செய்க is equal to average மற்றும் அடைப்புக்குறிகளுக்குள் கோஸ்ட் விசைப்பலகையில் Enter விசையை அழுத்தவும் நீங்கள் கோஸ்ட் பத்தியின் சராசரி காட்டப்படுவதை காணலாம் மாற்றங்களை செயல் நீக்குவோம் அதேபோல நீங்கள் ஒரு கிடைமட்ட வரியில் உள்ளவற்றின் சராசரியையும் காணலாம் மேலும் சூத்திரங்கள் மற்றும் ஆபரேட்டர்கள் குறித்து மேல்மட்ட டுடோரியல்களில் காண்போம் கால்க் ஸ்ப்ரெட்ஷீட் இல் எப்படி தரவை சார்ட் செய்வது என்று பார்க்கலாம் சார்ட்டிங் என்னும் அடுக்குதல் ஷீட் இல் தெரிகின்ற செல் களை எந்த விருப்பமான வழியிலும் அமைக்கிறது கால்க் இல் நீங்கள் தரவை மூன்று விதிகள் வரை பயன்படுத்தி அடுக்கலாம் அவை ஒன்றன் பின் ஒன்றாக செயல்படுத்தப்படும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நீங்கள் தேடும் போது இது மிகவும் பயனாகும் மேலும் தரவை முன்னால் வடிகட்டிவிட்டால் இன்னும் சக்தி வாய்ந்ததாகும் காஸ்ட் தலைப்பில் மேல்நோக்கு வரிசையில் தரவை அடுக்க வேண்டும் என்று கொள்வோம் முதலில் காஸ்ட் என்னும் செல்லில் சொடுக்கி அடுக்க வேண்டிய செல்களை முன்னிலைப்படுத்தலாம் இப்போது இடது சொடுக்கி பட்டனை அழுத்திக்கொண்டு பத்தியில் 2000 என்று சொல்லும் கடைசி செல் வரை இழுக்கவும் இது நாம் அடுக்க வேண்டிய பத்தியை தேர்ந்தெடுக்கிறது இப்போது மெனு பாரில் டேட்டா தேர்வு மீதும் பின் சார்ட் மீதும் சொடுக்கவும் அடுத்து கரண்ட் செலக்ஷனை தேர்ந்தெடுக்கவும் நீங்கள் ஒரு உரையாடல் பெட்டி தோன்றுவதை காணலாம் அதில் கீற்றுகள் சார்ட் கிரைட்டீரியா மற்றும் ஆப்ஷன்ஸ் என உள்ளன சார்ட் கிரைட்டீரியா கீற்றில் சார்ட் பை புலத்தில் கோஸ்ட் ஐ சொடுக்கவும் கோஸ்ட் ஐ ஏறு வரிசையில் அடுக்க அதை அடுத்துள்ள அசெண்டிங் தேர்வை சொடுக்கவும் இப்போது OK ஐ சொடுக்கவும் நீங்கள் ஏறு ஏறுவரிசையில் அடுக்கப்பட்டதை கண்டீர்கள் அதேபோல இறங்கு வரிசைக்கு டிசெண்டிங் பின் ஓகேவை ஐ சொடுக்கவும் மாற்றங்களை செயல் நீக்குவோம் பல பத்திகளை அடுக்க முதலில் அவற்றை தேர்ந்தெடுத்துவிட்டு பின் சார்ட் தேர்வுகளை அமைக்க வேண்டும் சீரியல் நம்பர்ஸ் மற்றும் கோஸ்ட் இரண்டையும் அடுக்க வேண்டுமெனில் முன் செய்தது போல இந்த இரண்டையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்போது மெனு பாரில் டேட்டா தேர்வில் சொடுக்கி பின் சார்ட் மீது சொடுக்க வேண்டும் தோன்றும் உரையாடல் பெட்டியில் முதலில் சார்ட் பை புலத்தில் கோஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்கவும் பின் தென்பை பை புலத்தில் ஸ்ன் ஐ தேர்ந்தெடுக்கவும் இரண்டின் அருகிலும் இருக்கும் டிசெண்டிங் தேர்வை சொடுக்கி ஒக் பட்டன் ஐ சொடுக்கவும் நீங்கள் இரண்டு தலைப்புகளில் கீழிறங்கும் வரிசையில் எல்லாம் அடுக்கப்படுவதை கண்டீர்கள் மாற்றங்களை செயல் நீக்குவோம் LibreOffice Calc இல் எப்படி தரவை வடிகட்டுவது என்று பார்க்கலாம் ஒரு வடிப்பி என்பது ஒரு நிபந்தனை பட்டியல் அதை ஒவ்வொரு உள்ளீடும் காட்டப்படும் முன் சந்திக்க வேண்டும் ஸ்ப்ரெட்ஷீட் இல் வடிப்பி செயலை காட்ட நாம் ஐட்டம் என பெயரிட்ட செல்லில் சொடுக்குவோம் இப்போது மெனு பார் இல் டேட்டா தேர்வையும் பின் பில்ட்டர் ஐயும் சொடுக்குவோம் துள்ளும் மெனுவில் ஆட்டோஃபில்ட்டர் தேர்வை சொடுக்குவோம் நீங்கள் தலைப்புகளில் அம்புக்குறிகள் தோன்றுவதை காணலாம் ஐட்டம் என பெயரிட்ட செல்லில் அம்புக்குறியை சொடுக்குவோம் இப்போது நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் தொடர்பான தரவை மட்டும் காட்ட விரும்பினால் எலக்ட்ரிசிட்டி பில் தேர்வில் சொடுக்கவும் நீங்கள் ஷீட் இல் எலக்ட்ரிசிட்டி பில் தொடர்பான தரவு மட்டும் காட்டப்படுவதை காணலாம் மற்ற தேர்வுகள் வடிகட்டப்பட்டு விட்டன மீண்டும் எல்லா தரவுகளையும் காண ஐட்டம் செல்லில் உள்ள அம்புக்குறியை சொடுக்கி ஆல் மீது சொடுக்கவும் இப்போது முன்னால் எழுதிய எல்லா தரவுகளையும் காண முடியும் ஆட்டோ ஃபில்டர் தவிர இன்னும் இரண்டு தேர்வுகள் உள்ளன அவை ஸ்டாண்டர்ட் ஃபில்டர் மற்றும் அட்வான்ஸ்ட் ஃபில்டர் இவற்றை குறித்து இந்த தொடரில் பின்னால் பார்க்கலாம் இத்துடன் LibreOffice Calc மீதான இந்த டுடோரியல் முடிகிறது சுருங்க சொல்ல நாம் கற்றது சூத்திரங்களின் அடிப்படைக்கு அறிமுகம் பத்திகளால் அடுக்குவது தரவை ஃபில்டர் செய்வது கீழ்வரும் தொடுப்பில் உள்ள வீடியோவை காணவும் இது ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணவும் ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் டியூட்டோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேலும் தகவல்களுக்கு மின்னஞ்சல் செய்யவும் contact@spoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டு எ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRDயின் ஐசிடி மூலம் தேசிய திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot ORG slash NMEICT hyphen intro தமிழாக்கம் கடலூர் திவா நன்றி